அன்பு கணவனுக்காக ஏங்கி தவிக்கும் மனைவியின் கடிதம் இந்த வார்த்தைலாம் கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கும் ஆனா இதை ஃபீல் பண்ணி கேட்கும்போது இந்த வார்த்தைகளோட அருமை என்னன்னு தெரியும் இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு நமக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தையும் பிறந்தாச்சு ஆனா இப்போ உன்னை பார்த்த அந்த முதல் பார்வையோட மயக்கம் இந்த நிமிஷம் உன் கண்ணை பார்த்தா கூட அப்படியே இருக்கும் வருஷம் ஆக ஆக உன் மேலே உள்ள காதல் ரொம்ப கூடிட்டே போகுது ஆனால் அதுக்கு மேலே மரியாதையும் சேர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு உன் மேலே வச்சிருக்க அன்பை நினச்சி நான் ரொம்ப மெய் சிலிந்திருக்கேன் ஆனா இதெல்லாம் எனக்கு மட்டும்தானோ உனக்கு இல்லையோன்னு நினைக்கும் போது என் மனசு கிடந்து அடிச்சுக்குது எங்கள் வீட்டு மகாராணியாக இருந்தப்போ என் மேலே நீ வச்ச காதல் உன் வீட்டு சமையல்காரியாக ஆனதுக்கப்புறம் மறந்துட்டியா இல்லை மறுத்துட்டியான்னு தெரியல அப்பா அடிக்கிறாருன்னு அழுததை விட நீ என்னை வெறுக்கிறியோன்னு யோசிச்சு அழும்போது வர கண்ணீர் இருக்குல்ல வார்த்தையே இல்லை உன் காசோ பணமோ எனக்கு தேவையில்லை உன்னோட அன்பை மட்டும் கொடு அதை மட்டும் நீ கொடுத்தா என்னோட சேர்ந்து என் தலையணையும் ஈரமே இல்லாமல் இருக்கும் உன் அன்புக்காக ஏங்கி தவிக்கும் உன் பொண்டாட்டு சில நேரத்துல வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாத சில விஷயங்களை கடிதங்கள் மூலமா நம்ம அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி என்னோட வாய்ஸ் மூலமா லெட்டர் யாருக்காச்சும் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் நந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க